உள்ள இருப்பாங்களா எல்லாமே நம்மளால வைக்கிறேன்ப்பா ஏய் எங்க போற என் பேர் ரமோ குமார் திருவள்ளூர் மாவட்ட சிவகார்த்திகை ரசிகர் மன்ற தலைவர் நான் தம்பியோட மாமா தம்பி பேர் லட்சுமணகுமார் எல்கி மாமா எல்கி அதான் லக்ஷ்மணகுமாரை தான் எல்கேன்னு கூப்பிடுவாங்க தம்பிக்கு வந்து உங்கள் ரெண்டாவது பொண்ணை ரொம்ப பிடிச்சி போச்சு அதை பற்றி பேசலாம் தான் வந்தேன் அவ ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கா படிக்கிற பொண்ணை போய் பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்க college college college college college college காலேஜ்னு சொல்றாப்ல ஸ்கூல் காலேஜ் எல்லாம் ஒண்ணுதாங்க படிப்பை நிறுத்திட்டு கட்டி கொடுக்குற எண்ணம் எங்களுக்கு இல்லை எப்படி படிக்க போய் தெரியல மாமா அம்மா செம்மையா பிரியா படிக்க போய் மாமா வேற லெவல்ல படிக்க வைக்கிற மாமா டாக்டர் கேட்டு இன்ஜினியர் நான் ஆக்குறேன் மாமா என்னன்னு கேளுங்க தம்பி தம்பி தம்பி பெரியவங்க பேசிட்டுருக்கோம்ல ஐயோ சாரி உமா சாரி உமா தெரியாம பேசிட்டேன் உமா சாரி சாரி தப்பு தப்பு sorry sorry sorry sorry sorry தப்பு தப்பு இல்ல அவன் உங்களுடைய நல்லா பாத்துக்குவான் ஆமா நல்லா பாத்துவோமா வேற நல்லா பாத்துவோமா சோபி நடக்கும்போது அவ கால் தயல படாம இருக்க ரோஜா பூ கொட்டி அந்த எடுக்க முள்ளு குத்தாம அப்படியே தாங்கி தாங்கி தாங்கி தாங்கி தாங்கி தாங்கி தாங்கி தாங்கி தாங்கி தாங்கி தாங்கி தாங்கினது போதும் அப்பா அம்மா கூட வரல மாமா தானே வந்தான் அதுக்காச்சும் மனது கொடுக்கணும்ல ஐயோ மாமா பெரிய பஸ் பேசுவா மனசுக்கு மனசுக்கு மனசுக்கு மனசுக்கு மனசு ஐயோ தப்புட்டியடா தப்புட்டி பெரிய பஸ் நான் ஒண்ணு கேட்கலாமா கேளுங்க உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து இப்படி ஒரு பையன் பொண்ணு கேட்டு வந்தா கட்டி கொடுப்பீங்களா தெய்வம் மதிக்க வேண்டிய தப்பு தப்பு தப்பு தப்பு தப்பு தப்பு தப்பு தப்பு தப்பு தப்பு கொடுக்க மாட்டாங்க நீங்களும் கொடுக்காதீங்க நான் பொண்ணு கேட்டு வந்தது தப்பு தான் நான் வரேங்க மாமா என்னடா உங்க யாருக்குமே என் காதல் புரியல இல்ல ஒரு நாள் இந்த குடும்பத்துக்கு ஒரு நிலைமை வரும் அப்ப இந்த குடும்பத்துக்காக நான் மட்டும் தான் வருவேன் அப்ப என் காதல் சோபிக்கு புரியும் சோபி அக்கா கோகிலா உங்களுக்கு புரியும் சோபியோட அம்மா ஆண்டி உங்க பேரு உங்களுக்கு புரியும் அப்புறம் இப்ப நீ வெளில போறியா இல்லையா